hi everyone welcome to cook with ரீடு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் நாலு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் பச்சை மிளகா வந்து அஞ்சுலேருந்து ஆறுனா எடுத்துக்கோங்க கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காய்கறி வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு கோஸ் அப்புறம் பீன்ஸ் பட்டாணி எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேங்காய் துருவுற மாதிரி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க உப்பும் நெய்யும் நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி வெஜிடபிள் வெண்பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நெய் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகு சீரகம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ரொம்ப நேரம் வந்து சீரகம் மிளகை வந்து நெய்யில் இது பண்ண வேண்டாம் அதுக்கடுத்து நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுவோம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ நான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி வந்து நாலு டம்ளரும் பருப்பு ரெண்டு டம்ளரும் எடுத்தேன் அப்போ ஆறு டம்ளர் ஆறு டம்ளருக்கு ப பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம வெண்பொங்கல்னால ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் இப்போ பதினாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு மிஸ் விசில் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை விட்டுருங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெண்பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ